எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது போச்சம்பளை டைப்பில் இருக்கக்கூடிய பியூர் சில்க் காட்டன் சாரீஸுங்க வாங்க ஒவ்வொரு சரியாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அண்ட் இமீடியட்டாக வீடியோ பார்த்து வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு பிடிச்ச சாரீஸை புக் பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாகவும் அண்ட் ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாரீஸை எங்கள்கிட்ட புக் பண்ணிக்க முடியுங்க இப்போ நீங்கள் பார்க்குற சாரீ நம்பர் எயிட்டி எயிட் பல்லுவன் ப்ளவுஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா ink blue body of sari background colour lemon yellow கலரில் இருக்குங்க ஃபோர் இன்ச்சில் இருக்கக்கூடிய பார்டர் தாங்க இந்த சாரீஸில் எல்லாமே அண்ட் இந்த சாரீஸ் எல்லாமே fifty percent pure silk and fifty percent pure cotton மிக்சிங்கில் கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய சாரீங்க பியூர் சில்க் ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த சாரீஸ் எல்லாம் ட்ரை வாஷ் தாங்க பண்ணணும் நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடாது இந்த சாரியோடைய price three thousand five hundred with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீ சென்ட் பண்ணுறோம் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் போயிட்டீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் பே பண்ணால் போதுங்க இந்தியாக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் சென்ட் பண்ணி கொடுக்குறோம் sari number eighty nine body of sari background colour navy blue பல்லுவன் ப்ளவுஸ் மெஜந்தா கலருங்க sari number ninety nine zero இந்த நைன் ஜீரோ இந்த சாரியில் பல்லுவன் ப்ளவுஸ் இங்கு ப்ளூங்க body of sari background colour mango yellow கலரில் இருக்குங்க இதுவே கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் போயிட்டீங்கன்னா ஒரு சாரி தான் அட் அ டைமில் நீங்கள் புக் பண்ண முடியும் அந்த சாரி புக் பண்ணுறதுக்குமே three hundred rupees extra charges ஃபஸ்ட்டே நீங்கள் பே பண்ணால் தான் உங்கள் பார்சல் வந்து சென்ட் பண்ணுவாங்க அந்த த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் எதுக்கு அப்படின்னா சிஓடி சார்ஜஸ்க்காக நம்ம கலெக்ட் பண்ணுறோங்க ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் பே பண்ணிடுவீங்க உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிரும் நம்ம பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியோடைய price three thousand five hundred rupees நீங்கள் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாங்க நெக்ஸ்ட் சாரீ பார்க்குறோம் sari number ninety one body of sari background colour white half ஒயிட்டில் இருக்குங்க pallu and blouse ink blue colour இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சில்க் காட்டன் சாரீஸில் எல்லாத்துலேயுமே வரக்கூடிய ப்ளவுஸ் வந்து பிளைன் ப்ளவுஸாக இருக்கும் டாப் அண்ட் பாட்டம் வரக்கூடிய பார்டர் வந்து ஃபோர் இன்ச் பார்டர் தாங்க இருக்கும் அண்ட் இது வந்து காட்டன் மிக்சிங் அப்படிங்கிறதுனால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 நம்ம பார்க்கும்போது அந்த சேரீ அவைலபிளாக இருந்து நீங்கள் புக் பண்ண சொல்லியிருக்கீங்க அப்படின்னா உடனே உங்கள் நம்பரை நம்ம நோட் பண்ணிடுவோம் புக்குடு ஃபார் யூங்கிற ரிப்ளைவும் உங்களுக்கு கொடுப்போங்க சாரீ நம்பர் நைன்டி த்ரீ பல்லுவன் ப்ளவுஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா டார்க் வைலட் கலர்லேயும் பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் டபுள் ஷேடில் வருதுங்க பேக்ரவுண்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா மெரூனில் இருக்குது டபுள் ஷேடில் வருதுங்க சாரீ நம்பர் நைன்டி ஃபோர் பல்லுவன் and blouse magenta colour body of sari background colour navy blue and இந்த சாரீஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சில்க் காட்டன் சாரீஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு மூவிங் கலெக்ஷன்ஸாக இருக்குங்க நம்மக்கிட்ட ஸோ எப்போ வந்து நம்ம இந்த அப்டேட் போட்டாலும் மேக்ஸிமம் சாரீஸ் சோல்ட் ஆயிரும் ஒன் ஆர் டூ சாரீஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்ட சாரீ இல்லை அப்படின்னா அவைலபிள் சாரீஸ் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவைலபிள் இருக்குங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம அனுப்பி வைப்போம் அப்படி அவைலபிள் இல்லை அப்படின்னா நம்ம குரூப் அப்டேட்டை வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவோம் நீங்கள் குரூப் அப்டேட் ஃபாலோ பண்ணிங்கனாவே ஈஸியாக நம்மக்கிட்ட வந்து கலெக்ஷன்ஸையும் பார்க்க முடியும் அண்ட் இமீடியட்டாக புக் பண்ணவும் முடியுங்க சாரீ நம்பர் நைன்டி ஃபைவ் பல்லுவன் and blouse magenta colour body of sari background colour green கலருங்க பேரட் க்ரீனில் இருக்குங்க இது அனே அதே மாதிரி நிறைய பேர் வந்து செப்பரேட் கலெக்ஷன்ஸ் வந்து கேட்குறீங்க ஸோ இப்போ வரைக்கும் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியலன்னா செப்பரேட் கலெக்ஷன்ஸ்னு வைக்க முடியல ஏன்னா நம்ம எவ்ரிடே வந்து அப்டேட் போட்டுட்ருக்கோம் ஸோ மூணு அப்டேட் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அப்டேட்ஸ் தான் நம்ம போடுறோம் அப்படி போடுறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியலன்னா செப்பரேட் கலெக்ஷன்ஸை வந்து நம்ம செப்பரேட்டாக வைக்க முடியலைங்க அதாவது ஃபோட்டோஸ்க்கோ அல்லது வீடியோ எடுத்தோ சென்ட் பண்ண முடியல ஸோ அதனால் நீங்கள் செப்பரேட் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து குரூப்பு ஃபாலோ பண்ணிக்கலாங்க குரூப்பில் போடக்கூடிய அப்டேட்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம் அதில் போடக்கூடியது உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இமீடியேட்டாக வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாம் சாரீ நம்பர் நைன்டி சிக்ஸ் பலூன் blouse ink blue body of sari background colour green இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பியூர் சில்க் காட்டனுங்க அதாவது fifty percent pure silk fifty percent pure cotton மிக்சிங்கில் கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய sari three thousand five hundred worth இருக்கக்கூடிய இந்த சாரீஸ் வந்து நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணி கொடுக்குறோம் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன்லேயே நீங்கள் புக் பண்ணி பே பண்ணி புக் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரிலையும் நீங்கள் three hundred rupees extra charges pay பண்ணி புக் பண்ணிக்கலாங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்குமே அவைலபிளாக இருக்குங்க அண்ட் இந்த சாரீஸை வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தாங்க புக் பண்ண முடியும் இந்த சாரியோடைய பிக்சரோ வீடியோவோ நேரில் ஷாப்பில் எடுத்துகிட்டு வந்து கேட்டிங்கன்னா அவைலபிள் இருக்காதுங்க பட் சில்க் காட்டனில் வேறு கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னா அவைலபிள் இருக்குங்க பட் இந்த வீடியோவில் போடுறதோ அல்லது குரூப்பில் போடுறதோ கண்டிப்பாக அவைலபிள் இருக்காதுங்க last sari sari number ninety seven pallu and blouse சிங்க் ப்ளூ கலர்லேயும் body of sari background colour pink கலர்லேயும் இருக்குங்க டார்க் பிங்க்கில் இருக்கும் ஸோ இப்போ பார்த்த சாரீஸில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்